வணக்கம் இன்றைக்கி நாங்கள் ஹிண்ட் பெட்ரோலில் ஒரு லாட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் பை பண்ணியிருக்கோம் பை பண்ணது இப்போதைக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் மார்க்கெட் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் நேம் என்எஸ்சி கமாடி டீட்டேட இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் ட்ரேடிங்கே வந்து பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பைசல் சிக்னல் இது உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட் வந்து உங்களுக்கு சிக்னல் தரும் அதாவது வாங்கணுமா இல்லை விற்கணுமா டார்கெட்ஸ் டி ஒன் என்ன டார்கெட் டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் வரும் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஹிண்ட் பெற்றோம் ஹின் பெட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி லாஸ்ட் ஃப்ரைடேயும் ஹின் பெட்ரோ தான் பண்ணோம் அப்பையும் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கிடச்சி மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு அடுத்து இன்றைக்கி பார்த்தோம் இன்றைக்கி ஆக்சுவலி தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்ட் வந்தது ஒரு செகண்ட் கேண்டில் அதாவது செல்லிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஃப்ரைடே அப்போ தான் வந்து சேஞ்சிங் ஆச்சு பையிங் ட்ரெண்ட்லேருந்து ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து இந்த செகண்ட் கேண்டில் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து பயங் ட்ரெண்டாக மாறிச்சு மாறின உடனே பிரேக் அவுட்னு வேறு கிடச்சிச்சு ஸோ ஓப்பனிங்லேயே நல்ல பிரேக் அவுட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உடனே பை பண்ணோம் பண்ணோம் பை பண்ணோன்னே எங்களுக்கு ஆப்ஷனில் ஒரு பாயிண்ட் ரைசிங் ஆகி த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து ரீச் கொடுத்துச்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே ஹின் பெட்ரோல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு so six thousand seven thousand அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி எயிட் தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து போச்சு நாங்கள் வந்து ஒரு லாட் வந்து செவன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல டூ டுவெண்ட்டி கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் எடுத்தது எயிட் தௌசண்ட் வரைக்கும் இப்போ ப்ராஃபிட் லெவன் ருபீஸில் ட்ரேட் ஆகுன்றனால இப்போதைக்கு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கவர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ கவர் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் அந்த ரேஞ்ச் பீக்கில் தான் வந்து நின்றுக்கிட்டே இருக்குது ரொம்ப ஸ்லோவாக தான் ஆக்சுவலி ட்ரேட் ஆகுது நாங்கள் ஏன் உடனே குயிக்காக செல் ஆஃப் பண்ணோன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி கொஞ்சம் ட்ரெண்ட் ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்தது இறங்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் தான் வந்திருக்கு ஸோ செல்லிங் ட்ரெண்ட் அதுக்கடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் பிரேக் அவுட் பிரேக் அவுட்லேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக நிஃப்டி இறங்குது அது ரிலேட்டடான ஷேருன்றனால நம்ம வந்து வந்து ஹிண்ட் பெட்ரோவை எயிட் தௌசண்ட்லேயே வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ட்ரிஸ் எப்படி எடுக்கலாம் இந்த லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே